Thank you. ஐயா நம்ம <clears throat> பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர்களை பற்றி சொன்னீங்க ஐயா டாக்டருங்கிறது ஒரு சேவை தொழிலில் துறையில் இருக்கிறவங்க அவங்களே வந்து அந்த நிலையிலிருந்து அதை ஒரு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கயா எல்லோரும் படித்தவங்க அப்படிங்கிறத வேற ஒரு அழுத்தி சொன்னீங்க ஸோ அப்போ நம்ம நம்ம சமுதாயத்தில் இருக்கிற கல்வி முறையில் ஏதாவது மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம இந்த சொன்னீங்களே அசுரகுணம் தேவகுணம் இதை வந்து ஒரு பாடமாகவே எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறீங்களா இல்லை அதை பற்றி ஏதோ வேண்டுகோள் இந்த மாதிரி வைக்கிறீங்களா அதை பற்றி கொஞ்சம் தெ தெளிவாக சொல்லுங்கய்யா ஏன்னா வந்து கல்விலேயே அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டாக்டர்கள் அது மட்டும் இல்லை எல்லா தொழில் எல்லாமே வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை டாக்டர் வந்து அவருடைய தொழிலை மிஸ்யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் அதனுடைய பின்னணியில் அவருக்கு ஏதோ தேவை இருக்குன்னு தானே அர்த்தம் அந்த தேவையை நிறைவு பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்போ எல்லாருமே வந்து அந்த தேவைகள் இல்லாத ஒரு நிலையை நம்ம கொண்டு வர்றது தான் நம்ம இந்த புதிய உலகம் படைப்போங்கிறதுல கொண்டு வரோம் தேவைகள் தேவைகளே இல்லாத ஒரு நிலையில் அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை எல்லாமே கிடைக்கும் போது நீங்கள் எதுக்கு இது பண்ணணும் இப்போ உங்களுக்கு எல்லாமே வசதியும் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அடுத்த வீட்டில் போய் ஏதாவது திருடுவீங்களா உங்களுக்கு வேணும்னா கொடுப்பீங்க திருடுற அவசியமே இல்லைல்ல அதனால் உங்களுக்கு மேலே தேவையே இல்லாத ஒரு நிலையை நீங்கள் உருவாக்குறது தான் முக்கியமானது வேறு கல்வி திட்டங்கள்ங்கிறதெல்லாம் என்ன படி ஒன்றுமே படிக்க வேண்டியது தேவையில்லை தேவையானது படித்தா போதுமே சொல்லப்போனால் இப்போ கல்வி திட்டமே வந்து ஒரு ட்ரில் பண்ணுற மாதிரி தானே பண்ணுது இப்போ என்னுடைய பேர குழந்தை வந்து ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறான் சரி நான் நாங்கள்லாம் வந்து பாடப்புஸ்தகத்தை பார்த்ததே நான் மூணாம் கிளாஸ்லேயே நாலாம் கிளாஸில் தான் பாடப்புஸ்தகத்தை நான் படிக்கிற காலங்களெல்லாம் பார்த்துருக்கோம் சரி சரி அதுக்கு முன்னால் வந்து பிள்ளைகள் கையில் பாடப்புஸ்தெல்லாம் இருந்த மாதிரியே இருக்காது சரி சரி இப்போ ஒன்றாம் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எவ்வளோ பாடப்புஸ்தகம் கையில் வச்சுருந்தோமோ அந்த மாதிரி பாடப்புஸ்தகங்கள்லாம் ஒன்றாம் கிளாஸில் வச்சுருக்குறாங்க பிள்ளைகள் சரி நோட்டுகள் புக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க உண்மைதான் உண்மை இதெல்லாம் தேவையாது ஒன்றுமே தேவையில்லை தே இப்போ நமக்கு என்னெல்லாமோ பாடங்கள் படிச்சிருக்கிறோம் இதெல்லாமே ஒன்றுமே தேவையில்லை இதெல்லாம் பாட புஸ்தகமே தேவையில்லை ஸ்கூலுக்கு காலையிலேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பிள்ளைகளாம் இங்கே தான் வச்சுருக்குறாங்க அதை கூட என்னென்னு சொன்னால் அந்த அஞ்சு மணி வரைக்கும் அவங்க என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுத்தாலே போதும் போதும் ஒரு ஒரு அட்மாஸ்பியரில் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளைகள் கேட்குறாங்க கேட்குறாங்க அதே போதும் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை பிள்ளைகளும் அங்கே ஒரு எப்படின்னா அவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொன்னால் டைவர்ஷன் ஆகிரும் அதே மாதிரி இந்த விளையாடுற வேலை இதையும் பொறுப்பையும் கூட அந்த உடற்பயிற்சியை கூட அங்கேயே கொடுத்துடணும் கொடுத்து சாயங்காலம் விளையாட வச்சிடணும் காலையில் இந்த மாதிரி பண்ணணும் இப்படியெல்லாம் இது பண்ணி ஒரு ஒரு பிள்ளைகளை உருவாக்கி விட்டுடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே ஸ்கூலுக்கு வெளியே வந்து அவங்க பாட புஸ்தகமே கையில் வேண்டியதில்லை ஹோம் ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே கொடுக்கக்கூடாது எல்லாமே ஸ்கூல்லே முடிச்சிடணும் என்ன நல்லா தெரிய செய்யணுமோ இது ரொம்ப லிமிட்டடாக நாலேஜே போதும் போதும் இப்போ நம்ம வந்து அதான் ராமகிருஷ்ண பரமசர் ஒன்று சொல்லுவார் நீ அடுத்தவன ஊர் உலகத்தெல்லாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் அந்த ஆயுதம் வேணும் இந்த ஆயுதம் வேணும் என்னெல்லாமோ ஆயுதங்களெல்லாம் வேணும் நீ ஒன்றே கொலை கொலை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஒரு குண்டூசியே போதும் ஒரு குண்டூசி வச்சே ஒன்றே கொலை பண்ணிடலாம்ங்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம என் யா எங்கேயோ பண்ணி யார்கிட்டையோ சண்டை போட்டு எதையோ ஜெயிக்கணும்னு என்னெல்லாமல் கற்றுக்கிடணும் நம்ம யாதையுமே கற்றுக்கிட வேண்டியதில்லை எதையுமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப லிமிட்டடாக தெரிஞ்சால் போதும் ரொம்ப தேவையில்லாதபடி இதெல்லாம் வேண்டியதே இல்லை நிறைய தேவையில்லாமலாம் தெரிய தெரிய ரொம்ப கன்னிங்காக தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இன்னோசன்ஸே போயிடுது தேவையில்லாததை நிறையா தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த குழந்தைங்களோட இன்னசென்ட் ஸ்டேட்டை வந்து அந்த வெகுளித்தனத்தை வந்து மாற்றி ஒரு தந்திர கன்னிங் அதிகம் பண்ணுது இது எல்லாமே ஒரு வியாபாரத்தை அந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறது ஒழிய அறிவை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அறிவுக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கலாம் சரி அதே மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிள்ளைகளாம் அங்கே தான் இருக்கணும் மேஜ் இருக்கும் சொல்லப்போனால் வீட்டுக்கு வந்தோம்னா சாப்பிட்றதும் படுக்கிறதும் அப்படி தான் இருக்கும் மற்ற நேரங்கள் மேஜர் டைம் வந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் தான் இருக்குது ஸ்கூல்லேயே இந்த பிள்ளைகளை உருவாக்கிட்டு அவங்க வீட்டு பாடமே தேவையில்லை ஆனால் புத்தகமே வேண்டியதில்லை ஆனால் இப்போ இருக்கிற கல்வி முறை தான் வந்து மக்கள் வந்து ஒரு வளர்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இது வந்து போட்டி போட்டு சண்டை போடுற உலகம் விட்டு கொடுக்குற உலகமே கிடையாது சண்டை போடுற உலகத்துக்கு கற்று நிறைய கலைகளை சண்டை போடுறது எப்படின்னு கற்றுக்கிட வேண்டியிருக்கு நாம் வாழ்கிறத கற்றுக் கொடுக்கறது இல்லை சண்டை போடுறதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க வாழ்கிறதுக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்க ரொம்ப சிம்பிளாக கற்றுக் கொடுத்தா போதும் சண்டை போடுறதுக்கு தான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு ஆமாம் சரி